காகித கிரீடம் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு காகித கிரீடம் செய்யலாமா இதுக்கு நமக்கு தேவையானது செய்தித்தாள் மட்டுமே முதலில் இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கலாம் இதை சதுரமா மடித்து மீதமுள்ள பகுதியை நீக்கிடலாம் அடுத்து இதை மூளை விட்டமா மடிச்சுக்கணும் இப்போ இதை பிரித்து நான்கு மூளைகளையும் நடுப்பகுதியை நோக்கி மடிச்சா பார்க்க ஒரு சின்ன சதுரமாக இருக்கும் இப்ப இத இப்படியே திருப்பி மீண்டும் நான்கு மூளைகளையும் நடுப்பகுதியை நோக்கி மடிச்சா இன்னொரு சின்ன சதுரம் கிடைக்கும் இதை இப்படியே திருப்பி நான்கு சின்ன சதுரம் இருக்கிற பகுதியை இது போல பாதியா நடுப்பகுதியை நோக்கி மடிச்சுக்கணும் இது போல நான்கு பக்கமும் மடிச்சு போல்டு உண்டாக்கணும் இங்க பாருங்க இப்ப நான்கு புற மூளைகளையும் சின்ன முக்கோணமா மடிச்சு விட்டுக்கணும் மேற்புறம் தெரிகிற நான்கு முக்கோணங்களையும் பிடிச்சு திருப்பினா அட காகித கிரீடம் ரெடி ஆயிருச்சு பார்க்கவே அழகா இருக்குதுல்ல இந்த ஈஸியான காகித கிரீடத்தை நீங்களும் செய்து பார்க்குறீங்களா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்